மறுபிறவின்றது நம்ம ஆன்மாக்கள் விருப்பப்பட்டால் தான் வருவோம் அப்படி இல்லைன்னா பிறப்பற்ற நிலைன்றது இது நம்ம இயற்கைக்காக இயற்கையாகவே நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அதை முக்தின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால் பிறப்பற்ற நிலைன்னு ஒன்றுமே கிடையாது ஆனால் அதே நேரத்தில் யாருமே அவங்கள நீங்கள் பிறந்து தான் தீரணும் நிறைய கர்மம் வச்சுருக்கா எல்லாத்தையும் இந்த ஸ்டாக் எல்லாம் கழித்து தான் தீரணும்னுட்டுலாம் யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க இந்த கஷ்டம் வந்து அவங்க நல்வழிப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட கஷ்டங்கள் தான் என்ன மாதிரி ஒரு பிறப்பு எடுத்தால் மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு சொல்லி அவங்களா அவங்க பிறப்பை அவங்களே டிசைன் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு ஒரு சராசரி மனிதர்களுக்கு டிசைன் பண்ணுற பொறுப்பு வந்து இறையாற்றல் நினைவு தான் எடுத்துக்கிடுது அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த பிறப்பு கிடைக்கும் ஐயா இப்போ நீங்கள் வந்து ஞானம் அடைதல் பற்றி நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்கயா அதே மாதிரி முக்தினாலும் என்னன்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி மறுபிறவின்றது நம்ம ஆன்மாக்கள் விருப்பப்பட்டால் தான் வரும் அப்படி இல்லைன்னா பிறப்பற்ற நிலைன்றது இது நம்ம இயற்கைக்கா இயற்கையாகவே நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அதை முக்தின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ அப்படின்னு சொன்னாக்கா இப்போ ஞானம் அடைந்த பிறகு நம்ம பிறவியற்ற நிலைன்னு சொன்னால் நம்ம எந்த நிலையில் இருப்போம் நம்மளோட நிலை அப்போ என்னவாக இருக்கும் எங்கே இருப்போம் கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா அதாவது பிறவி அற்ற நிலை பிறப்பற்ற நிலைன்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நிறையா பேர் வந்து பிறப்பு எனக்கு நான் அந்த பிறப்பு பிறந்துட்டேன் பிறக்காமல் இருந்தால் பரவாயில்லையேன்னு சொல்லி நிறையா பேர் வந்து கேட்கும்பொழுது அப்புறம் அவங்க கேள்விக்கு தகுந்த மாதிரி ஒரு பதில் சொன்னதுனால தான் பிறப்பற்ற நிலைன்னுட்டு ஒரு கான்செப்டே டெவலப் ஆகி வந்திருக்கு அதனால் பிறப்பற்ற நிலைன்னு ஒன்றுமே கிடையாது ஆனால் அதே நேரத்தில் யாருமே அவங்கள நீங்கள் பிறந்து தான் தீரணும் நிறைய கர்மம் வச்சுருக்கா எல்லாத்தையும் இந்த ஸ்டாக் எல்லாம் கழித்து தான் தீரணுன்னுட்டுலாம் யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க நம்ம கர்மா நம்ம வந்து பிறக்கணும்னு சொல்லி நம்ம விருப்பப்படும் பொழுது நம்ம கர்மாவுக்கு தகுந்த பரப்புராக இருக்கும் அதுவும் கூட உங்களுக்கு டிசைன் பண்ணுறது வந்து அந்த இறை ஆற்றல்களே டிசைன் பண்ணி இந்த கர்மாலாம் கொடுத்தான்னா அவன் நல்ல நிலைக்கு வருவான்னு சொல்லி சிலவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னாலே இந்த கஷ்டம் வந்து அவனை நல்வழிப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட கஷ்டங்கள் தான் அதனால் சில கஷ்டங்களை கூட கொடுத்து இவன் கஷ்டம் கொடுத்தா தான் அவன் சரியாக வருவான் அவன் இன்பத்தையே கொடுத்துட்டு இருந்தான்னு சொன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவான்ற மாதிரி இந்த இயற்கையை வந்து வடிவமைச்சு கொடுக்குது அதனால் நம்ம பிறக்கணும்னு நினச்சா தான் பிறப்புண்டு இல்லைன்னு சொன்னால் கட்டாயப்படுத்தி யாருமே பிறக்க சொல்கிறதில்ல ஆனால் ஞானிகளுக்கு மட்டும் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு விதிவிலக்கு ஏன்னா ஞானிகள் அடைஞ்சவங்க அவங்களும் வந்து எங்கேயுமே தங்கியிருந்து சும்மா உட்காந்துட்டு அங்கே இன்பமாக உட்காந்துருக்கிறேன்ட்டுலாம் ஒரு நல்லா கிடையாது அவங்க விருப்பப்பட்டான்னு சொல்லி சொன்னால் அவங்களும் விருப்பப்படத்தான் செய்வாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க ஞானத்தை அடைச்சதுனால எல்லாரையும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விடுறதில்ல எல்லாரும் அந்த இடத்துக்கு வரட்டுமேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அவங்க பிறப்புக்கு ஆசைப்பட தான் செய்வாங்க அப்போ அவங்க என்னென்னு சொன்னால் இன்பத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க அதனால் நல்ல இன்பமான பிறப்பு வேணும்னு சொல்லி விருப்பப்பட மாட்டாங்க என்ன மாதிரி ஒரு பிறப்பு எடுத்தால் மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு சொல்லி அவங்களா அவங்க பிறப்பை அவங்களே டிசைன் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு ஒரு சராசரி மனிதர்களுக்கு டிசைன் பண்ணுற பொறுப்பு வந்து இறையாற்றல் தான் எடுத்துக்கிடுது அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த பிறப்பு கிடைக்கும் ஆனால் எல்லாருக்குமே என்னன்னு சொல்லி சொன்னால் பிறப்பு வேணுங்கிறதுல ரொம்ப டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் நான் தான் முதல்ல பிறப்பு இப்போ இப்போ வந்து பிறப்பே வேண்டான்ட்டு இங்கேருந்து மரணத்தோடு போனாலும் கூட பிறகு பா பாடி விட்டு வெளியே போன பிறகு எனக்கு இது பாடி இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது பாடி இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிற மாதிரி ஃபீலிங் வந்து எனக்கு முதல்ல வேணும் உனக்கு முதல்ல வேணும்னு சொல்லி பிறக்கிறதுல போட்டி வரும் அந்தளவுக்கு போட்டி விதமான போட்டி போட்டு தான் பிறப்பாங்க அப்போ வந்து இரு அவங்களுடைய டேன் படி அவங்களுக்கு பிறவி கொடுக்கப்படும் அவங்களுக்கு கர்மாவுக்கு தகுந்த சூழ்நிலை அமைச்சு கொடுக்கப்படும்